வணக்கம் இப்போ நாம் crude oil five minute chart பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் சிக்ஸ்டீன்த் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி இப்போ நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸில் பைன்னு சொல்லி வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ தேர்ட்டி நைன் இருக்குது ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ நமக்கு எப்படி செல் கால்லேருந்து பை கால் ஜென்ரேட் ஆச்சு அந்த மாதிரி தான் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வரும் லைக் என்னென்ன டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் நமக்கு கொடுக்கும் நார்மல் கேண்டிஸ்டிக் பார்த்துருப்பீங்க ரெட் அண்ட் க்ரீன் மாற்றி மாற்றி வரும் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பாருங்கள் செல் ட்ரெண்டுன்றனால கேண்டில் வந்து ரெட் கலரில் ஸ்டார்ட் ஆகுது அந்த செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் நமக்கு ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருக்குது என்ன பாயிண்டில் செல் பண்ணலாம் டார்கெட் என்னென்னு சொல்லிட்டு வந்துடுது அது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து நமக்கு கிடைச்ச கால் வந்து நல்லா செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரெக்கவரி ஆனது இப்போ எயிட் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு பைக்காலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆயிருக்கு பையிங் ட்ரெண்ட் அப்படிங்கல நமக்கு வந்து க்ரீன் கலரில் இப்போ வந்துச்சுல அதே மாதிரி செல்லிங் ட்ரெண்டில் ரெட் கலர் ஸோ ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு கலர் வந்து செட் ஆயிரும் ரெண்டே ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் buying trend selling trend buying trend ஃபுல்லாக க்ரீன் கலரில் வரும் செல்லிங் ட்ரெண்ட் ஃபுல்லாக ரெட் கலரில் வரும் அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த red green colour candle start ஆயிருக்குது பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் ஃபுல்லாகவே க்ரீன் கலர் கேண்டில்லே தான் இருக்கும் ஸோ விஷுவலாக பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து இதை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் யார் வேணாலும் இதை பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி மட்டும்தான் பார்க்குறது மட்டும்தான் அவங்க இதுவாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம் இப்போ ட்ரெண்ட் என்ன இருக்குது அடுத்த ட்ரெண்ட் என்ன எதிர்பார்க்கலாம் என்ன பாயிண்டில் வாங்கலாம் நம்ம என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ்ன்னுட்டு கம்ப்ளீட்டான ஒரு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இதுக்காண்டி கேண்டில்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கணும் கேண்டில்ஸ்டிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து உங்களுக்கு பார்க்குறக்க விஷுவலாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணுன்றக்காண்டி இந்த கேண்டில்ஸில் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் அந்த டிசைன் ப கலர் வந்து சேஞ்ச் பண்ணதோடு அப்படியே உங்களுக்கு கால்ஸும் வந்து வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம் நீங்கள் டெய்லி உங்கள் கம்ப்யூட்டரில் டெய்லி ஜஸ்ட் இதை ஓப்பன் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா அதாவது இது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி நீங்களே டெய்லி இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃபோனோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு வேமா வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸில் பைக்கால் வந்துச்சு இப்போ ஃபைவ் த்ரீ தேர்ட்டி ஃபோரில் ட்ரேடிங் போகுது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பாயிண்ட்ஸ் கிட்டக்க நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நம்ம ஆனால் எதிர்பார்க்குற டார்கெட் ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி வரைக்கும் எதிர்பார்க்குறோம் ஏன்னா five three thirty nine point thirty one வந்திருக்கு ஃபஸ்ட் டாரட் ஸோ ஒரு ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி வந்தால் தான் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கிடச்சிருக்க கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இப்போதைக்கு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்திருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட் சார்ட்லையும் அப்ளை பண்ணலாம் ஃபைவ் மினிட் சார்ட்லையும் நம்மளால் அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கு ஒரு குயிக் ட்ரேடிங் வேணும் ஸ்கேல்பிங் மெத்தடில் வேகமாக வந்து ட்ரேட் பண்ணணும் டக்கு டக்குன்னு என்ட்ரிஸ் மாற்றி மாற்றி எடுக்கணும் ஸோ அதில் உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒன் மினிட் சார்ட்டும் வந்து சூஸ் பண்ணலாம் ஒன் மினிட் சார்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா மார்க்கெட் வேகமாக மூவ் பண்ணக்கூடிய நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாயங்கால நேரத்தில் வேகமாக மூவ் பண்ணும் அதுக்கப்புறம் டுவெல் ஓ கிளாக் கிட்டக்க வேகமாக மூவ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி டயத்தில் மட்டும் ட்ரேடிங்க்கு வந்து இந்த சிக்னல் வந்து ஒன் மினிட் சார்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போதைக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு இல்லை ஒரு நாளைக்கு ஓவரால் ட்ரெண்டே அனலைஸ் பண்ணட்டும் மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக ஏறும்போது பைக்காலாகவும் நல்லா ஏர் ஸ்ட்ராங்காக இறங்கும் போது செல்காலாகவும் வந்தால் போதும் ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரிஸ் மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் ஆட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் டைம் ஃப்ரேம்ஸும் வந்து செட் பண்ணிக்க முடியும் ஸோ இதில் நமக்கு ஃபைவ் மினிட்ஸில் இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் வரும் இன்றைக்கி ஆக்சுவலி ரெண்டு கால் வந்து வந்திருக்கு ஆல்ரெடி ஒரு கால் நம்ம பார்த்துட்டோம் ஒரு கால் வந்து செல் கால் நம்ம ஓப்பனிங்லேயே இப்போ காட்டணும் வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது இது பார்த்தீங்க அப்படின்னா பை கால் இதுவுமே வந்து ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் இப்போ டார்கெட் கிட்டக்க வந்திருக்கு ஃபைவ் த்ரீ தேர்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு மார்க்கெட் நமக்கு வந்து கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு சிக்ஸ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்திருக்கு அது காரணமும் இருக்குது மார்க்கெட் நல்ல moment actually eight o'clock வந்து இன்வென்ட்ரி தான் அந்த இன்வென்ட்ரிக்கு அப்புறமா ஒரு எயிட் தேர்ட்டி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆன கால் அதனால் இதில் தைரியமாக என்ட்ராகலாம் மார்க்கெட் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரிக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பட் இன்வென்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பீடாக வந்து இருக்கும் ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் நல்லாவே வந்து டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங்லே பார்த்தது தான் இன்றைக்கி டேல வந்தது ஒரு டூ ஓ கிளாக் வந்துச்சு டூ ஓ கிளாக் வந்து செல் கால் இப்போ எயிட் ஓ கிளாக் வந்து பை காலாக சேஞ்ச் ஆச்சு செல் கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரேடிங் போச்சு நமக்கு வந்து செகண்ட் டாரெட்லாம் ரீச் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வந்து ரீச் அவுட் ஆச்சு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோ தான் அதுக்கு காரணம் இருக்குது ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பீக் ஹை வேல்யூவில் இருக்குது ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய பைக்கால் வந்து போய்கிட்டு இருந்துச்சு அந்த பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் டே ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸில் அப்போ ஜென்ரேட் ஆன பைக்கால் தொடர்ந்து டே எண்டிங் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டூ ஓ கிளாக் தான் வந்து செல் ட்ரெண்டுன்னு சேஞ்ச் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ எயிட் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் அப்புறம் இன்வென்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் கிடச்சிருக்கு ஸோ இன்வென்ட்ரி படி இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது சப்ளை பத்தலைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதனுடைய விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது ஸோ அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் மூமெண்ட் வந்து இருக்கும் அதனுடைய இம்பேக்டாக தான் இன்னமும் வந்து எட்டரைக்கு அப்புறமும் இப்போ எயிட் ஃபிஃப்டிக்கும் வந்து ரைஸ் ஆச்சு ஸோ நமக்கு நல்ல பிரேக் அவுட்ஸ்லாம் ஹெவியாக மேலே கொடுத்ததுனால ஓகே இந்த ரேஞ்சில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு பைக்காலே வந்து ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன பைக்கால் ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸில் வந்தது இப்போ ஃபைவ் த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து போயிருக்கு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் டெய்லி உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அதாவது இதை உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி டெய்லி இதை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேட் பண்ணணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ண மூலிமா டெய்லி நீங்களே இதை பார்த்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்து நீங்களே ஓனாகவே வந்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ